அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழுரை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு நூத்தி பதினேழு இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக பெரியவர் மூத்தோர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஆக்கி ரமணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் ஐயா சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நீர் சுத்திகரிப்பு வல்லுநராக திகழக்கூடியவராக இருக்கின்றார் ஐயா அவர்களினுடைய சொந்த ஊர் ராசிபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை புதுக்கோட்டையிலே பயின்ற பெருமைக்குரியவர் அதன் பின்னாக மும்பை திருச்சி என தன்னுடைய பள்ளிக்கல்வியை பல்வேறு இடங்களிலே பயின்ற சிறப்பிற்குரியவர் பியூசி என்று சொல்லக்கூடிய புகுமுக வகுப்பு பள்ளி அந்த படிப்பினை திருச்சியிலே இருக்கக்கூடிய புகழ்மிகு கல்லூரி பிஷப் ஹீபர் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார் தன்னுடைய இளநிலை பட்டப்படிப்பினை பி சொல்லக்கூடிய வணிக நிர்வாகவியல் சார்ந்து பயின்று இருக்கின்றார் அதன் பின்னாக தன்னுடைய கல்லூரி படிப்புக்கு பின்பா பின்னாக ஐயா அவர்கள் பல்வேறு தொழில் தொழிலை தொழிலை செய்தவராக திகழ்கின்றார் கைத்தறி துணிகளை ஏற்றுமதி செய்து தன்னை ஒரு பெரிய தொழில் அதிபராக பெருமைப்படுத்தி கொண்ட சிறப்புக்குரியவர் அதன் பின்னாக அனல் மின் நிலையம் அணுமின் நிலையம் குடிநீர் போன்ற நீரினை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய வல்லுநராக இருந்து இன்று வரை அந்த பணியை தொடர்ந்து செய்து வருகின்றார் அவருக்கு பல்வேறு துறைகளிலே ஆர்வமும் மிகுந்த விருப்பமும் இருக்கின்றது விளையாட்டு துறையை பொறுத்த அளவிலே கிரிக்கெட் இறகு பந்தாட்டம் கால் பந்தாட்டம் பூப்பந்தாட்டம் போன்ற விளையாட்டுகளை எல்லாம் விளையாடக்கூடிய வீரராகவும் விருப்பம் மிகுந்த ஒரு விளையாட்டாகவும் அவருக்கு இருக்கிறது அடுத்ததாக தனக்கு பிடித்த துறைகளாக அவர் பல்வேறு துறைகளை சுட்டி இருக்கின்றார் நமக்கெல்லாம் ஒரு துறை அல்லது இரண்டு துறைகள் தான் தெரியும் ஆனால் அவருடைய வயது அனுபவமும் ஆனால் அந்த படித்தல் தளம் என்பதும் மிகப்பெரிய பெருக்க நிலையிலே இருக்கின்றது தொல்லியல் சிற்பக்கலை கட்டிடக்கலை கல்வெட்டுகள் வரலாற்று திறனாய்வு கட்டுரைகள் மொழியியல் விஞ்ஞானம் வானியல் போன்ற பல்வேறு துறைகளிலே தனக்கு நாட்டமும் விருப்பமும் காதலும் இருப்பதாக அவர் சுட்டியிருப்பது அவருடைய அறிவுத்திறனுக்கு மிகப்பெரிய சான்று ஐயா அவர்களை எங்களுடைய தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் ஐயா நம்மளுடைய அந்த முதிர்ந்த வயது அனுபவமும் அந்த நீங்கள் கற்ற அல்லது தேடிய அந்த அனுபவமும் கண்டிப்பாக இந்த நூல் வாசிப்பிற்கு உங்களை அழைத்து வந்திருப்பதாகவே நாங்கள் எண்ணுகின்றோம் இன்று ஐயா அவர்கள் அவருடைய நண்பர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஐயா மு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இட்ஸ் ஓன்லி ஹியூமன் என்கின்ற அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பினை இங்கு பேச இருக்கின்றார் இவை மனித குணங்கள் என்ற தலைப்பிலே அவர் மொழிபெயர்த்து இன்று பேசுகின்றார் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் பெருஞ்சரியே பராபரமே என்ற பரந்த உள்ளம் படைத்தவர் தான் எழுத்தாளர் திரு மு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களுடைய இல்லத்தரசி திருமதி வள்ளியம்மா அவர்களும் பேசுகின்ற பொழுதே அன்பு தோய தோய பேசுவார்கள் அந்த கடிவான அந்த குரலை நம்மை வசியப்படுத்திவிடும் அப்படி பேசக்கூடிய ஒரு நல்ல இல்லத்தரசி எனவே நண்பரினுடைய நூலை எடுத்துக்கொண்டு அவர் பேச வருகை வந்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து ஆசிரியனுடைய இல்லத்தரசி திருமதி வள்ளி பாஸ் வள்ளி அவர்களும் இங்கே பேசுவார்கள் உரையாடுவார்கள் எனவே அத்துணை பெருமக்களையும் நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே வருக வருக என வரவேற்று அமைகின்றோம் உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் சென்னை நீர் சுத்திகரிப்பு வல்லுநர் மூத்தோர் திரு பாக்கி ரமணன் ஐயா அவர்கள் மு மீனாட்சி சுந்தரம் அவர்களினுடைய இவை மனித குணங்கள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார் அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஐயா மியூட்ல இருக்குங்க நன்றி உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி எங்களுடைய ஞானத்தில் கற்றும் அங்கவற்றுள் மின்னேர் தனியாழி ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் எல்லோருக்கும் வணக்கம் இக்கட்டுரை தொகுப்பை என் கல்லூரி நண்பர் மு மீனாட்சி சுந்தரம் எழுதியுள்ளார் இவர் ஆங்கில வழியில் கல்வி கற்றவர் ஆங்கில கட்டுரை தொகுப்பின் தலைப்பு இட்ஸ் ஒன்லி ஹியூமன் தமிழின் அதன் பொருள் இவை மனித குணங்களே நண்பர் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவரது ஆசிரியர் உனக்கு ஆங்கில உரைநடை நன்றாக வருகிறது நீ ஆங்கிலத்தில் கட்டுரை எழுது என அறிவுரை கூறினாராம் அன்று அன்று ஆசிரியர் கூறியதை சிறமேற்கொண்டு இதுகால் வரை எண்ணத்தில் ஊறப்போட்டு ஊறப்போட்டு இன்று ஊறுகாயாக்கி கொடுத்திருக்கிறார் இது முதுமையில் கன்னி முயற்சி இவ்வாறு நீண்டகால வினையின் தொகையாகி வந்துள்ளதால் இக்கட்டுரைகளை வினைத்தொகை என்று கொள்ளலாமா என்பது இலக்கண வல்லுநர் வல்லுநர்களின் ஆராய்ச்சிக்குரியது ஆசிரியர் புராணம் முடிந்தது இனி தலைப்பிற்கு வருவோம் அட்டைப்பட விளக்கம் படத்தில் காணும் நீலவானம் நற்குணங்களை குறிக்கிறது ஈரமில்லாத வறண்ட நிலம் தீக்குணங்களை குறிக்கிறது நாணயத்தின் இரு பக்கங்கள் நற்குணங்களையும் தீக்குணங்களையும் குறிக்கின்றன ஆறறிவு உடைய மாந்தர்கள் நற்குணங்களை நாடி தீக்குணங்களை தவிர்க்க வேண்டும் நீர்படுவும் புனைபோல் ஆறுயிர் ஊழ்வழி படுவது ஏன் ஏன் என்று நான்கு விரல்களை மடக்கி பெருவர்களை உயர்த்தி கை கேட்கிறது ஊழையும் உட்பக்கம் காண்பதுதான் மாடு மாடனர்களுக்கு அழகு தமிழில் அறநூல்கள் பல உண்டு பதினெண்கில் கணக்கு நூல்கள் யாவும் அரணை கூறுபவையே நண்பர் எழுதியுள்ள கது கட்டுரைகள் பதினெட்டு அவை நற்குணங்களையும் தீக்குணங்களையும் கூறுகின்றன தலைப்புகள் பிரித்து வகைப்படுத்தப்படவில்லை எளிமை கருதி அவற்றை இன்னா ஒன்பது இணையவை ஒன்பது என்று வகைப்படுத்தியுள்ளேன் இன்னா ஒன்பது என்பது ஆங்கர் என்ற கோபம் அரகன் என்ற ஆணவம் கிரீட் என்ற பேராசை ஹிப்பாக்ரசி என்ற பாசாங்கத்தனம் ஜலசி என்ற பொறாமை ஹேட்ரட் என்ற வெறுத்தல் வேனிட்டி என்ற மாயை ஸ்லாண்டர் என்ற அவதூறு ரிவஞ்ச் என்ற பழிவாங்கும் தன்மை இனிவை ஒன்பது என்பது ஹானஸ்டி என்ற நேர்மை இன்டெகிரிட்டி என்ற ஒருமைப்பாடு எம்பதி என்ற குறிப்பிடுதல் பேஷன்ஸ் என்ற பொறுமை ஹியூமிலிட்டி என்ற பணிவு ஜெனராசிட்டி என்ற பெருந்தன்மை டிசிப்ளின் என்ற ஒழுக்கம் கரேஜ் என்ற துணிவு கிராட்டிடியூட் என்ற நன்றி உணர்வு காலம் கருதி சில தலைப்பு சில தலைப்புகளை பற்றி மட்டுமே பேசுகிறேன் முதலில் ஆங்கர் என்ற கோபம் கோபமாக பேசும் பொழுது நீ வாழ்நாள் முழுவ முழுவதும் வருந்தத்தக்க பேச்சை பேச நேரிடும் என்று துவங்குகிறார் தீயினால் சுட்டமும் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு உளவியலாளர்கள் உளவியல் மருத்துவர்கள் கோபம் என்ற குணம் மனம் உடல் இரண்டையும் அழிவுப்பாதையில் கொண்டு செல்லும் என்கிறார்கள் இரத்த அழுத்தம் இதய நோய் இவைகளுக்கு கோபமும் ஒரு காரணம் என்கிறார்கள் கோபம் என்பது விரும்பத்தகாத நிகழ்வுகளாலும் உரையாடலினாலும் வாதத்தாலும் தோன்றும் உணர்ச்சி இதன் விளைவு விரும்பத்தகாதது எங்கள் எங்கள் கல்லூரி நண்பன் ஒருவனுக்கு கோபம் வந்தால் மூக்கின் மேல் அல்ல மேலேயே வரும் உடனே முகம் இருக்கும் நெற்றில் சுருக்கம் விடும் தொண்டை குழி குழியில் எச்சை எச்சிலை விழுங்குகிறானா அல்லது கோபத்தை விழுங்குகிறானா என்று அறிவது கடினம் தொண்டை குழி மேலும் கீழும் ஆடும் முறைத்து பார்த்துவிட்டு பின்பு பேசாமல் போய்விடுவான் முதல் நாள் பேச மாட்டான் இரண்டாம் நாள் காலையில் அரைவாசலில் வந்து நிற்பான் அதற்கு வா சாப்பிட போகலாம் விடுதியில் உணவு நேரமாகிவிட்டது என்று பொருள் மாலையில் பேசத் தொடங்குவான் இதற்காக காத்திருந்த நண்பர்கள் மண் வாசனை குறையாமல் கிண்டல் நக்கல் லந்து என்று அவனை ஒரு வழியாக்கி விடுவார்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்துக் கொண்டே அடிக்க வருவான் அவன் கோபத்தில் கை ஓங்கியதில்லை ஆனால் பின் விளைவுகள் தான் அதிகம் அவனை போல் கோபத்தை அடக்கிக் கொள்ள தெரிந்தவர்கள் கல்லூர் வளாகத்தில் எவரும் இல்லை முன்கோவிகளிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார் மீனாட்சி சுந்தரம் எங்கே எங்கே எப்பொழுது எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என்று ஊகிப்பது கடினம் உடனே வன்முறையில் இறங்கி விடுவார்கள் கோபம் தீர்வை தருவதில்லை எதையும் கட்டமைப்பதில்லை ஆனால் எல்லாவற்றையும் அழிக்க வந்தது இருவேறு அரசியல் கும்பல்களோ அல்லது மத கும்பல்களோ எதிரெதிரே சந்திக்க சந்திக்க நேர்ந்தால் பெரும் கலவரம் உண்டாகும் கூட்ட உளவியல் என்பது சமூக உள உளவியலில் இரு ஒரு பிரிவாகும் இது கூட்டத்தின் உளவியல் கூட்டமாக இருக்கும் தனிப்பட்ட நபர்களின் உளவியலிலிருந்து இது வேறுபடுகிறது இதை கட்டுப்படுத்துவது கடினம் வீராஜ் சுந்தரம் என்பது மிகவும் மோசமானது என்கிறார் முன்கோபம் சொல்லி சொல்லில் துவங்கி கைகலப்பாகி இறுதியில் கொலை செய்யும் அளவிற்கு தீய உணர்வுகளை உண்டாக்கும் என்கிறார் சமூகத்தில் இந்த கோபம் நல்லிணக்கத்தை கெடுக்கும் மதவாதம் பேச்சும் செயலும் நாட்டை அழிவு பாதையில் கொண்டு செல்லும் தலைவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்கிறார் இவர் கோபத்தால் இரு நாட்டின் தலைவர்கள் தன் சொந்த விருப்பால் இரு நாட்டையே கூடும் என்கிறார் தன்னை <clears throat> தன்னை தான் காக்கும் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பது வள்ளுவர் வாக்கு அடுத்தது ஜெனராசிட்டி என்ற பெருந்தன்மை உள்ளம்தான் குடிக்கிறது விரல்கள் வெறும் கருவியே என்று வாக்கியத்தோடு கட்டுரையை துவங்குகிறார் மனித மூளை திசுக்களால் இரத்த நாளங்களால் ஆனது என்று உடலியல் சொல்லும் இந்த மூளையே கற்காலம் முதல் இக்காலம் காலம் வரை உள்ள மனித வளர்ச்சிக்கு காரணம் இந்த மூளையே பண்பாடு மதம் மொழி மற்றும் அனைத்து கருவிகளையும் கண்டுபிடித்தது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று அனைத்தையும் செய்யும் வல்லமை உடையது இது நமக்கு நமது அக்கறை மனிதத்தன்மையின் விளிமியங்களை மட்டுமே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த உலகில் துயர் துடைப்பது பெருந்தன்மை என்ற பண்பு வணிக வணிகமயமாக்கப்பட்ட உலகில் ஏழைகளின் நிலை நிலை பரிதாபமானது இலவசங்கள் தீயவு தீயது என்று அரசின் என்ற அரசின் கருத்து வருந்தத்தக்கது நாட்டின் விலைவாசி சிவகாசி வானம் போல் விண்ணை முட்டுகிறது வேலையில்லா திண்டாட்டம் ஏழைகளின் வாழ்வை மேலும் சிரமமாக்குகிறது இப்படித்தான் இப்படிப்பட்ட நிலையில் தனி மனிதர்கள் சில நிறுவனங்களும் பெருந்தன்மையுடன் செய்யும் பணியால் ஏழைகள் பயன்பெறுகிறார்கள் இவை போதியதாக இல்லை அரசின் முழு முழு முதற் கடமை மக்கள் நலன் பெருந்தன்மை அரசுக்கும் வேண்டும் பெருந்தன்மையாக இருப்பதற்கு நிறைய பணம் தேவையில்லை பெரிய மனம்தான் தேவை தானம் செய்பவர்கள் மறு உலக பயன்களை செய்பவர்கள் அதில் ஈரம் இருக்காது அடுத்தது பேஷன்ஸ் என்ற பொறுமை இவ்வுலகில் மகிழ்ச்சி மட்டுமே இருந்தால் நாம் துணிவும் பொறுமையும் பெற்றிருக்க மாட்டோம் என்று துவங்குகிறார் பொறுமை என்பது ஒருவரின் தன்மைக்கு முக்கிய காரணி பொறுமை என்பது தொடர்ந்து செய்யும் முயற்சியால் அடையக்கூடிய பண்பு பொறுமையை அடைய பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிறார் மீனாட்சி சுந்தரம் இது என்ன முரணோ எனக்கு தெரியவில்லை பொறுமையாக பொறுமையாக இருக்க தெரிந்தால் ஏன் பொறுமையை மீண்டும் அடைய முயல வேண்டும் அவர்தான் தெளிவுபடுத்த வேண்டும் பொறுமையை அடைவதற்கு குறுக்கு வழிகள் ஏதுமில்லை கடைபிடிப்பதற்கு இது ஒரு மிகவும் கடினமான குணம் இது வசப்பட்டால் இதன் பயன் சால பெரிது இன்றைய அவசர உலகில் பொறுமை மிகவும் அருதாகிவிட்டது சாந்தமான உள்ளம் பொறுமையுடன் காத்திருக்கும் அனைத்தும் அதிவேகத்தில் நிகழ்வதை நிகழ்வது என்பதை அந்த மனம் எதிர்பார்க்காது சாத்தியமாக இல்லாத மனம் பொறுமை என்று பதத்த பதட்டத்துடன் காணப்படும் செயல்படுவதும் அப்படியே பதட்டத்தில் செய்யும் எதுவும் முழுமை அடைவதில்லை பொறுமை இல்லாத நிலை மன அழுத்தத்தை தரும் அழுத்தத்தில் இருந்தால் சிந்தனையில் தெளிவு இருக்காது தெளிவு இல்லாத சிந்தனை தோல்வியில் முடியும் பொறுமையால் வரும் தெளிவே பிரச்சனைக்கு சரியான முடிவை எடுக்க உதவும் பொறுமை என்பது தள்ளி போடுவதல்ல சரியான தருணத்திற்காக காத்திருப்பது பழுக்க காய்ச்சிய இரும்பைத்தான் கொள்ள நடித்து அடித்து பொருள் செய்வான் பழுக்காத இரும்பை அடிப்பதால் பலனியதும் இல்லை கைவழிதான் மிஞ்சும் மெல்ல வளரும் மரமே நல்ல கனியை தரும் என்று கட்டுரையை முடிக்கிறார் நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பிறகுடைமை போற்றி உலகப்படும் என்பது குரல் சான்றாண்மையை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் அடுத்தது இன்டெகிரிட்டி என்ற என்ற ஒழுக்க ஒருமைப்பாடு நேர்மை என்பது எல்லோரும் அறிந்ததே ஒருமைப்பாடு என்றால் என்ன ஒருமைப்பாடு என்பது ஒருவர் தனது சிந்தனையில் செயலில் தார்மீக நிலையில் இருந்து தெரிவு செய்வது நேர்மையாக இருப்பதற்கும் தண்ணி குடிச்சிட்டு கூட பேசுங்க நேர்மையாக இருப்பதற்கும் வலுவான தார்மீக கொள்கைகளை கொண்டிருப்பதற்கும் உள்ள தரம் தார்மீக நேர்மை அதாவது ஒருமைப்பாடு தார்மீக முறையில் ஒருவரின் நேர்மை செயலில் வெளிப்படும் வெளிப்படும் பொழுது அது ஒருமைப்பாடாகிறது மகாத்மா காந்தியின் வாழ்க்கை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தொலைத்தொடர்பும் தொலைக்காட்சியும் இல்லாத காலத்தில் மேற்கே காந்தாரம் என்று அறியப்பட்ட ஆப்கானிஸ்தான் முதல் கிழக்கே மிசோரம் வரையும் வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே குமரி வரையும் தன் தார்மீக செயலால் ஒருமைப்பாட்டினை நிலைநிறுத்தினார் காந்தி அறிவ அறிவினால் ஆவது ஆவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அடுத்தது ஹானஸ்டி என்ற நேர்மை நேர்மை இருந்தால் நிறைய நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் உண்மையான நண்பர்கள் கிடைப்பார் என்று தொடங்குகிறார் நேர்மை எல்லோரும் போற்றும் ஒரு குணமே உலகம் முழுவதும் நேர்மையான மனிதர்களை மதிக்கிறது எல்லோரும் இப்பண்பை போற்றுவதால் பெரும்பாலானவர்கள் இதை பின்பற்றுகிறார்களா என்ற கேள்வியில் எழுந்தால் இல்லை என்றே பதில் கிடைக்கும் இது ஒரு முரண் என்கிறார் ஆசிரியர் இன்றைய வர்த்தகமாகப்பட்ட உலகில் பல நேரங்களில் சமரசம் செய்ய நேர்கிறது வர்த்தகத்தில் லாபம் ஒன்றே குறிக்கோள் என்ற எண்ணம் தோன்றும் போது முதலில் பழிவா பழியாவது நேர்மையே இதனால் தனி மனித நேர்மையும் தேய்த்து போகிறது இன்றைய பங்கு பங்கு சந்தையில் பல லட்சம் கோடிகள் இழப்பிற்கு நேர்மை இல்லாததே காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை இந்தியாவில் டால்டா என்ற சமையல் சமையல் எண்ணெய் மிகவும் பிரபலமாக இருந்தது இது தேங்காய் எண்ணெயிலிருந்து தயாரிக்கப்படுவது படுவது சுத்திகரிப்பில் ஹைட்ரஜனேஷன் செய்யப்படும் பொழுது தேங்காய் எண்ணெய் நெய் போல் கட்டியாகிவிடும் மற்ற எண்ணெய்கள் இது போல் ஆவதில்லை இதனால் மக்கள் டால்டா சுத்தமான தேங்காய் எண்ணெய் என்று நம்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கால்நடையின் கொழுப்பு கலக்கப்படுவதாக புகார் எழுந்தது உடனே சந்தையில் அதன் மதிப்பு சரிந்தது பிறகு அது தயாரிப்பே இல்லாமல் போனது தொடரும் அதானியின் பங்கு சந்தையின் சரிவும் டால்டாவின் உதாரணமும் வர்த்தகத்தில் நேர்மை இல்லாததால் ஏற்பட்டது விரைவில் ஈட்டியதுதான் மக்கள் நினைவில் இருக்கிறதே தவிர இழந்தது மறந்து போகிறது விரைவில் ஈட்ட முடியாவிட்டாலும் வர்த்தகத்தில் நேர்மையான வழியில் வரும் செல்வம் நிலையானது அதனால் நேர்மைக்கென்று ஒரு தனி மதிப்பு உண்டு ஒரு ஆணோ பெண்ணோ தனி நபர்கள் அல்லர் அவர்கள் சமூகத்தில் ஒரு அங்கம் சமூக சிந்தனையோடு செயல்பட்டால் நேர்மை தலைக்கும் சமூகத்தில் நேர்மை தலைத்தால் வாழ்க்கை சிறக்கும் அடுத்தது எம்பது என்ற குறிப்பறிதல் எம்பது என்ற பச்சாத்தாபம் என்றும் அனுதாபம் என்றும் பொருள் கூறுவர் சரியான பொருள் சரியான பொருள் குறிப்பறிதல் என்பதே இதை வள்ளுவர் கூறாமை நோக்கில் குறிப்பறிவான் இங்கான்றும் மாறானின் வையாக்கனே என்று அதாவது ஒருவன் வாயால் சொல்லாமல் இருக்க அவனுடைய முகத்தையும் கண்ணையும் பார்த்தே அவன் மனக்கருத்தை அறிந்து கொள்பவன் எப்போதும் வற்றாத கடலால் சூழப்பட்ட இவ்வுலகத்தவர்க்கு ஆபரணம் போன்றவன் என்கிறார் வள்ளுவர் உளவியலாளர்கள் இதை மூன்றாக பிரித்து கூறுவர் பிறர் உணர்வு அறிதல் பிறர் உணர்வு புரிதல் பிறர் உணர்வு புரிந்து செயல்படல் பிறர் உணர்வு அறிந்தால் மட்டும் போதாது அதை அவர்கள் நிலையிலிருந்து உணர வேண்டும் உணர்ந்த பின் அவர் துன்பத்தை நீக்க முயல வேண்டும் ஒரு நாள் நண்பர் ஒருவர் மணி என்பவரை சந்திக்க சென்றார் என்ன நண்பா வா வா பார்த்து வெறுநாக வெறுநாட்கள் ஆகிவிட்டது என்று வீட்டிற்குள் நண்பரை அழைத்தார் மணி எப்படி இருக்கிறாய் வீட்டில் எல்லோரும் நலமா என்று நலம் விசாரித்தார் காப்பி குடித்து கொண்டே வெகு நேரம் பேசினர் பிறகு விடைபெற்று திரும்பினார் நண்பர் மறுநாளும் வந்தார் நண்பர் இம்முறை காப்பி கொடுத்து கொண்டு என்ன நண்பா பணம் முடக்கமா என்று கேட்டார் மணி தயங்கி தயங்கி தலையசத்தார் நண்பர் எவ்வளவு என்றார் மணி தயங்கியபடி ஐயாயிரம் என்றார் நண்பர் உள்ளே சென் உள்ளே சென்று பணத்தை எடுத்து வந்து கொடுத்தார் மணி இதைத்தான் உளவியலாளர்கள் எப்பது என்றும் என்று ஆங்கிலத்தில் கூறுவர் பிறர் உணர்வை அறிந்து உணர்ந்து செயல்படுவது தமிழில் இது குறிப்பெறுதல் எனப்படும் முத்தொள்ளாயிரம் காதல் வயப்பட்ட பெண்ணின் மனநிலையை வறியவர் செல்வந்தரிடம் பண உதவி நாடி செல்வதற்கு உவமையாக சொல்கிறது ஆய்மணி பயங்கும் அழகுதார் கோதையை காணிய சென்றேன் கதவடைத்தேன் நாணி பெருஞ்செல்வர் இல்லத்து நல்குந்தார் போல வரும் செல்லும் பெரும் நெஞ்சு அதாவது மண்கள் மணிகளை நன்கு ஆராய்ந்து தெரிவு செய்து பொண்ணில் பதித்த ஆரத்தை அணிந்த சேரமன்னன் உலா வந்தானான் அவனை பார்க்கும் ஆவலோடு இப்பெண் வாசல் வரை வந்து கதவை திறந்தவுடன் நானும் அவனை பற்றி கொண்டதான் உடனே கதவை மூடிவிட்டு உள்ளே வீட்டுக்குள் சென்றானாம் சென்றவன் மீண்டும் ஆசை தலைப்பட மீண்டும் சென்று கதவை திறந்தாளாம் மீண்டும் மூடினாளாம் இது பெருஞ்சொல்வரை பத உதவிக்கா பண உதவிக்காக வரைவ தயங்கி தயங்கி செல்வது செல்வதும் காதல் வயப்பட்ட போதும் கடன் வாங்கி கழித்திருக்கிறார் இன்புற்று இருக்கட்டும் வாழ்த்துக்கள் திருக்குறளில் இரண்டு அதிகாரங்கள் ஒரே தலைப்புடையது என்றால் அது குறிப்ப குறிப்பெறுதல் மட்டுமே குறிப்பெருந்த ஐயன் வள்ளுவன் பொருளதிகாரத்தில் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரமாகவும் இன்பத்தி பாலில் நூற்றி பத்தாம் அதிகாரமாகவும் வைத்துள்ளான் அத்தோடு விட்டான் ஐயன் வள்ளுவன் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் குறிப்பு அறிவுறுத்தல் என்றும் பத்து குரலை வைத்துள்ளான் சரி அடுத்த தலைப்பு ஹுமிலிட்டி என்ற அடக்கம் ஒருவர் தன் ஞானமே சிறந்தது என்று எண்ணுவது புத்திசாலித்தனமாகாது வலிமையானவர் வெளிவதும் ஞானிகள் தவறு செய்ய இயல்பு என கூறி கட்டுரையை தொடங்குகிறார் அடக்கம் அமைதியையும் நிம்மதியையும் தருகிறது தன் மீது வீசப்படும் மலர்களையும் தொடுக்கப்படும் கனைகளையும் விருப்பு வெறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை தருகிறது இதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை இளம் வயதில் திருக்குறளில் படித்து அறிந்திருக்கிறோம் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் வான பெரிது என்கிறது வள்ளுவம் வள்ளுவம் நன்றி எல்லோருக்கும் நன்றிங்க ஐயா ஒரு சிறப்பான நூல் கருத்துரை இன்னும் சொல்லப்போனால் அந்த திருக்குறளோடு அதை இணைத்து பொருள் புரிய செய்கின்ற வகையில் உங்களுடைய உரை அமைந்திருந்தது தொடக்கத்தில் நல்ல நகைச்சுவையோடு ஏன்னா அது நூலாசிரியருடைய வினை தொகை ஏன்னா அவருடைய செயல் தான் அது அது ஊறுகாயின் சுவை போல எடுத்து மிக அழகாக ரசிக்கும்படியாக இன்னும் சொல்லப்போனால் அந்த நூலை தேடி வாசிக்க தூண்டுகின்ற வகையில் உயர் குணங்களை எல்லாம் எடுத்துரைக்கின்ற அந்த நூலை மிக அழகுற முன்வைத்த ரமணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா இன்றைய நிகழ்வில் வந்து நூலாசிரியர் அவர்களும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் நூலாசிரியரோடும் நாம் கலந்து உரையாடுகின்ற வகையில் இந்த நேரத்தை நாம் பயனுள்ளதாக மாற்றுகின்ற வகையில் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை ஒரு இரண்டொரு நிமிடம் சார் ஒரு சின்ன இதை சொல்லுங்க மேடம் பேசுவாங்க அவர்களுடைய துணைவியார் அவர்கள் வள்ளி மேடம் அவர்கள் ஒரு இரண்டொரு நிமிடங்கள் <laughs> அம்மா அவர்களை பேசுமாறு அன்பு அழைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் இந்த சந்தர்ப்பத்துல நான் பேசுறத ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் என்னோட கணவர் வந்து இந்த நூலை வெளியிட்டத்துக்கு முதல் காரணம் அடிப்படை வந்து அவரோட இங்கிலீஷ் நாலேஜ் கேம்பியன் ஸ்கூல்ல படிச்சப்ப அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவங்க ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் ஆனா வளர வளர அவரோட இது வந்து அந்த அளவு வெயிட் கொடுக்கல அவங்க அதுக்கு ஆனா எங்கள் மூத்த மகள் மாதங்கி அவ காலேஜ் படிச்சப்ப சொல்லிக்கிட்டே இருப்பா அப்பா உங்க இங்கிலீஷ் நாலேஜுக்கு நீங்க புக் எழுதுங்கப்பா ஏதாவது ஒரு புத்தகம் வெளியிடுங்கள் அப்பா அப்படின்னு அப்பயும் இவங்க வந்து தட்டி கழித்து கொண்டே இருந்தார்கள் பாப்பா உனக்கு நான் பெருசா இருக்கலாம் ஆனா மத்தவங்க எல்லாம் அதை எடுத்துக்கணுன்றது கிடையாதுமா அப்படின்னு ஆனா அவ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நோய்வாய்ப்பட்டாள் கொடிய நோய்க்கு உள்ளானால் அப்ப கூட அவ வந்து அப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க நாலேஜ் இது பண்ணுங்கப்பா நீங்க புக் எழுதுங்கப்பா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எங்கள் மகளை நாங்கள் எழுந்தோம் அந்த துயரத்துல வந்து நாங்க ரொம்ப ஆழ்ந்து இருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு எங்கள் மகளுக்காக செய்ய வேண்டியது இது ஒண்ணுதான் அப்படின்னு இவங்க ரொம்ப முடிவெடுத்து இந்த புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார்கள் பதினெட்டுல இருந்து இருபது மாதம் எழுதினார்கள் அப்ப வந்து எதனால கதை எழுதலான்றப்ப அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை எந்த கதையிலையும் இந்த உலகம் ரொம்ப மாறிக்கிட்டு இருக்கு நல்ல குணங்கள்லாம் போயிட்டு இருக்கு தீய குணங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு மனிதர்கள் வந்து பணத்துக்காக பொறாம பேராசை எல்லாத்துக்கும் அடிப்ப அடிமையாயிடுறாங்க தன்னலம் எல்லாமே அதெல்லாம் போகணும் மனித மனிதாபிமானம் பெருந்தன்மை அதெல்லாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒன்பது நல்ல குணங்களையும் ஒன்பது கெட்ட குணங்களையும் பத்தி மட்டும்தான் எழுதியிருக்காங்க இது வந்து இளைஞர்களை போய் சேர வேண்டும் எந்த குணத்துல இருந்தா என்ன நல்லது கிடைக்கும் நல்ல குணத்துல இருந்தா கெட்ட குணத்துல இருந்தா என்னது கெட்டது கிடைக்கும் அது மட்டும்தான் சொன்னாங்களே தவிர இதை நீ பின்பற்றுன்னு யாருக்கும் சொல்லல ஏன்னா இளைஞர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் நம்ம சொன்னா வே அதை எதிர்த்து அதுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்களே தவிர நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் நல்லதுப்பா இதெல்லாம் கெட்டதுப்பா it is up to you நீங்களா முடிவெடுத்து நீங்களா அதை பின்பற்றுனீங்களா உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் வெறும் நற்குணங்கள் தீய குணங்கள் மட்டும் ஒரு புக்கா நாங்க இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஆனா நாங்க என்ன எங்களை பொறுத்த மட்டும் இந்த அளவு அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நாங்க நினைக்கல கனவுல கூட நினைக்கல அதுக்கு மூல காரணம் எங்களுக்கு இங்க சிவகுமார் சாவித்திரின்னு சொல்லிட்டு திருச்சி பிளஸ்ல இருந்து ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்க வழியா அமுதா வந்தாங்க அமுதா வழியா டாக்டர் அருள்மொழி வந்தாங்க இப்ப நாங்க எவ்வளவு இந்த பிளாட்ஃபார்ம்ல இத்தனை பேர் நடுவுல எங்க புஸ்தகத்தை விமர்சிக்கிறாங்கன்னா இது வந்து நான் எங்களுக்குள்ள எண்ணங்கள் எங்கள் பெண் மாதங்கியின் ஆசையினாலும் அவளோட அருளினாலும் தான் இது நடக்குதுன்னு நம்புறோம் இதோட இந்த மகிழ்ச்சியான உரையோட முடிக்கிறேன் நான் நன்றிங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நன்றி நன்றிங்கம்மா உண்மையிலேயே அந்த நூலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வினுடைய வழி நிறைந்த ஒரு அனுபவம் இன்னும் சொல்லப்போனால் ஐயா அவர்களினுடைய ஒரு ஆங்கில புலமை அதற்கு ஒரு தூண்டுதலாக அந்த நூலுக்கு அமைந்திருக்கிறது என்ற இந்த நூல் குறித்ததான ஒரு முழுமையான புரிதலை முன்வைத்து பேசிய வள்ளியம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான ஒரு கருத்துரை வழங்குவதற்கு எலிசபெத் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ரமணன் ஐயா பேசின ஒரு பாடு இன்னைக்கு நம்ம கருத்துரை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா எனக்கு ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா பேசுறத பற்றி கருத்துரை வழங்குறதுக்கு நமக்கு இது இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துச்சு ஆனா அம்மா பேசின உடனே எனக்கு ஒரு நல்ல அடிக்கடி இந்த என்னுடைய நண்பர்கள் கஷ்டம்னு சொல்றவங்ககிட்ட நான் இது பண்ணது சாதாரண கார்பன் அது மேலோட்டமா இருந்துச்சுன்னா அது கறி கையை கொண்ட கூட அடுப்பு கறி நசுக்கிடலாம் இன்னும் கொஞ்சம் ஆழம் போச்சுன்னா அது பழுப்பு நிலக்கரை அந்த சொல்லுவாங்க இன்னும் அதிக ஆழத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை வெப்பப்படுத்தும் போது அதான் நம்ம கேட்கிற டைமண்ட் இந்த நூலாகி அந்த வைரம் எழுறதற்கு அவங்க பட்ட கஷ்டங்கள் காரணம் ஒரு மகளை இழந்து அந்த துயரத்துல இருக்க ஒரு மனிதன் இவ்வளவு ஒரு அழகான புத்தகத்தை எழுதுனா அந்த அழுத்தம் அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கு எனக்கு ரொம்ப இன்னைக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வரல இன்னைக்கும் கூட ஒரு ஒரு டயலமால இருந்தேன் அப்புறம் ஐயோ வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை அங்கே போகணுமே அதுக்கு முன்னால் இவங்களையெல்லாம் அங்கே சந்திக்க முடியாது நம்ம இதில் சந்திச்சிருவோம் நம்ம எங்க எங்க வேதியியல் பழைய மாணவர்கள் சங்கம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு அதுக்கு அன்னைக்கு போனவங்களெல்லாம் பார்க்க முடியுமோ முடியாது இன்னைக்கு நம்ம இதில் பார்த்துருவோம்னு சொல்லி இதை ஒருவேளை இருந்தால் ஒரு அருமையான வாய்ப்பை இழந்திருப்பேன் ஐயா அவர்களுடைய அந்த குரல் இந்த புத்தகத்தையும் இந்த குரலையும் சேர்த்து பேசினது மிக அருமையாக இருந்தது ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே செதுக்கி கொள்வதற்கு இந்த புத்தகத்தை கட்டாயம் படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்மளை நாமே செதுக்கி கொள்ளனாதான் அவங்க சொல்றாங்க நாங்க சொல்லிட்டோம் நீங்க பார்த்து உனக்கு எது வேணுமோ அதை எடுத்து மிக அருமையான புத்தகம் ஐயாவுடைய ஐயாவை பற்றி கருத்துரை சொல்றதுக்கு இல்ல ஆனா ஐயாவுடைய பிரசன்டேஷன் மிக அழகாக இருந்தது திருக்குறளோட சேர்த்து சொன்னாங்க ரொம்ப அருமையான பிரசன்டேஷன் ஐயா தேங்க்யூ நன்றிங்கம்மா கருத்துரை வழங்கி சிறப்பித்த எலிசபெத் அம்மா அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நூல் கருத்துரை வழங்குவதற்கு ஆமா ஐயா அவர்களுடைய நண்பர் பத்திரிகா ஐயா அவர்கள் கருத்துரை வழங்க வருவார் ஐயா பேசுங்க எனக்கு மணிப்பிர மணிப்பிரவாளமாக தான் தமிழ் பேச வரும் ஆங்கிலமும் தமிழும் கலந்து தான் இருக்கும் okay okay I know Bhaskar for over fifty years மெட்ராஸில் இருக்கும்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து he was working in IOB அந்த அந்த வருஷத்துலேருந்தே எனக்கு தெரியும் அவனை அவன் ஐ கேன் ஸ்பீக் இம் அவன் even okay <laughs> I don't anybody else can address இம் அவன் ஈவன் மாடா போடா கூட பேசியிருக்கேன் I have seen all transitions he went through in life. வாழ்க்கையில எல்லா அனுபவப்பட்ட வா வாங்கின அடி பட்ட பாடம் படிச்ச பாடம் I know him all through and he remarkably resiliently managed and he was ably survived su- supported by his wife Valli. Both of them I know very well. And I, I think வடமொழியில I mean ஆங்கிலத்துல கத்தார்சிஸ்ன்னு சொல்லுவாங்க I do not know what is the Tamil equivalent. They call it catharsis. சிஏடிஹெச்ஏஆர்எஸ்ஐஎஸ் அது உள்ள உள்ள இருக்கிறது எல்லாம் சொல்லி அழுதா you will get a relief that's what catharsis is probably what Meenakshi Bhaskar did in writing the book is to get it all out of his agony, all pleasures and all his agony and as a as a tribute to his daughter. Okay, since I mean I, I know him for a long time. I know Valli for a long time. They have I have been they have been part of my life. They I have been part of his life. So I'm s- ve- so very very happy that he you are able to. He gathered about 80 90 people for this function. I wish him the very best and peace and contentment in the rest of their lives. Thank you. அஹ், நன்றிங்க ஐயா ஒரு In two minutes is over. <laughs> காலம் போற்று கண்டிப்பாங்க மிக அழகான உடனிருந்து அவர் அவரை பார்த்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மிக அழகாக அரிஸ்டாட்டில் அவர்களினுடைய அந்த கதார்சி என்று சொல்லக்கூடிய அழுகை சுவை ஏன்னா அது நம்மளை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவார் மிக அழகுற அதை முன்வைத்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இல்லைன்னா நீங்களே நிறைவு செஞ்சிருங்க சார் ஆ சரி இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள் ஏன்னா ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு வாழ்வினுடைய வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய நூல் குறித்ததான ஒரு கருத்துரையாக அமைந்திருந்தது அந்த வகையில் சிறந்த ஒரு நூலை தேர்ந்தெடுத்து நமக்கு அதை மிக அழகுற இன்னும் சொல்லப்போனால் அதை படித்தால் கூட அடைய முடியாத ஒரு அனுபவத்தை இங்கே முன்வைத்து பேசினார் சென்னை சுத்திகரிப்பு வல்லுநர் மூத்தோர் ஐயா திரு பாக்கி ரமணன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு இந்த தமிழ் துறையினுடைய நூல் வாசிப்பு முற்றம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா அவரை தொடர்ந்து இந்த நூலினுடைய ஆசிரியர் அவரினுடைய இதயமாக செயல்படக்கூடிய துணைவியார் அவர்கள் அவர்களும் அந்த நூல் குறித்ததான அனுபவங்களை முன்வைத்து பேசினார்கள் ஒவ்வொரு நூலும் ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய அனுபவம் அந்த வகையில் அம்மா அவர்களினுடைய கருத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஐயா அவர்களினுடைய நண்பர் அவர்களும் இணைப்பில் இணைந்து மிக குறைந்த நேரத்தில் அதை குறித்ததான மிக அழகான ஒரு கருத்துரையை முன்வைத்தார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ஐயா இந்த இணைப்பில் இணைந்து இதை வாரந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை வளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எலிசபெத் அம்மா அவர்கள் சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று ஐயா அவர்களினுடைய நண்பர்கள் ஏராளமாக இணைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களது கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் மாணவர்கள் ஆகிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவடைகிறது நன்றி சாமி ஐயா ஐயா நான் அந்த உங்க காலேஜ் இருக்கு இல்லையா நான் ஏசி காலேஜ் படிக்கும் போதே I know about your college in fact deep south இந்தியாவில் நாலார் சமுதாயம் இல்லைன்னா படிப்பு கிடையாது எஜுகேஷன் கிடையாது their contribution to education, primary education and secondary education is so huge. So I, am so glad that you are doing it. if I am in the USA. I wish you all of you the very best happy new years. The Tamil Tamil Putan de Vartikal Vartikal. Nalaki Marinal Kerala Bushu Bushukani Julua. Probably many people in Kerala Tamil also will observe Vishu. I wish you all the very happy new year. Thank you very much. ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுடைய வாழ்த்துக்கும் இவ்வளவு பெரிய உங்களோட வாழ்த்து அது அமெரிக்கால இருந்து எங்களுக்கு வரதெல்லாம் பெரும் மகிழ்ச்சியா இருக்கு யதார்த்தமா பேசுனீங்க இயல்பாக பேசுனீங்க அந்த நட்புணர்வு தன்மையோட பேசுனீங்க அதுக்காகவே நன்றி அந்த மாதிரி ரமணன் ஐயா நீங்க இயல்பாக அந்த நண்பரினுடைய அந்த அறிவை எல்லாம் அப்படி முழுவதுமாக கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற விதமாக உங்களுடைய பேச்சை நான் பார்த்தேன் வள்ளியம்மாக்குள்ள இவ்வளவு ஒரு அழுகை ஒரு வழி வேதனை அவலம் இருக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கல சரி எல்லாம் காலம் பதில் சொல்லும் அதனால நாங்கெல்லாம் இருக்கோம் அதனால எங்களுக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அதனால நீங்க கவலைப்பட எலிசபெத் அம்மாலாம் எங்களோட கல்லூரியில பழைய மாணவர் எம்பியில் ஏதோ படிச்சாங்களா அவங்களுக்கு வயது எழுபது இருக்கும் நினைக்கிறேன் அவங்க வாரந்தோறும் அவங்களுக்கு மூத்தோர் தான் நீங்களும் வாரந்தோறும் எல்லாருமே வாங்க இந்த நிகழ்வுக்கு வாங்க எங்களோட இந்த நிகழ்வு வார வாரம் நடக்கும் இதே இனிப்பு தான் அதனால எல்லாருமே வரணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாரும் எல்லோருக்கும் நான் கடைசியா ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வணக்கம் வணக்கம் ஒரு விஷயம் நான் இங்க மலேசியாவில இருந்து பேசுறேன் இதுதான் முதல் முறையா ஒரு மூத்தவர்கள் மிகச்சிறந்த கல்வியாளர்கள் அதாவது வல்லுநர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமகனார்கள் வந்து ஒரு நண்பருடைய நூலை மற்றொரு நண்பர் படைக்க அதை இன்னொரு நண்பர் பாராட்ட இதெல்லாம் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உண்மையிலே வந்து இவை இவை மனித குணங்கள் சொல்றது நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இதை இவையான் மனித குணங்கள் அப்படின்னு நான் பாக்குறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் மலேசியாவிலிருந்து மாணவர்கள் இருக்கிற கல்லூரி விரிவுரையாளர் சார்பாக என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர்ல ரத்ன வெங்கடேசன் பேசுறேன் இன்னா ஒன்பது இனியவை ஒன்பது ரொம்ப பிடிச்சிருந்தது அது எப்படி அதை பிரிச்சுக்கிட்டாருங்கிறது ஆங்கிலம் வந்து உறுதுணையா இருந்ததா அது தமிழ் வழியா கொண்டு வந்தாங்க ரமணன் அவர் ரொம்ப அழகா சொன்னாங்க குரல் வளம் அருமையான குரல் வளம் ரொம்ப நேர்த்தியா அதை ஒண்ணு ஒண்ணு சொன்னாங்க ஒன்னு குரலை திருக்குறளை கொண்டு போய் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கொடுத்து ரொம்ப அற்புதமா இருந்தது நேர்மை ஒருமைப்பாடு பணிவு பெருந்தன்மை துணிவு நடுநிலைமை இது ஒரு தன்முனைப்புக்கான அற்புதமான நூல் ஒரு ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு இந்த நூலினை வாசிக்க செய்யணும் அல்லது நூல் இருக்கிற கருத்தை அவனுக்கு சொன்னா போதும் அந்த மனிதன் மனிதனாக மாறி விடுவான் அந்த அளவுக்கு அனுபவத்தை குழைத்து அனுபவத்தாலேயே எழுதப்பட்ட ஒரு நூலாக பார்க்க முடிகிறது அவ்வளவு செய்திகள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நூலை வந்து இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது அதை நாம சுவைச்சு அதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் எப்பவுமே ஒரு நல்ல நூல் வெளியே வருதுன்னா அந்த நல்ல நூல் வர்றதுக்கு அந்த மனத்துக்குள்ளால அழுத்தங்கள் இருக்கு துயரம் மட்டும் இல்லை மகிழ்ச்சியும் இருக்கணும் துயரம் இல்லை அழுத்தம் இருக்கணும் அந்த மன அழுத்தம் தான் பீரிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு வலுவான சிறப்பான நூலா இருக்கும் அப்படிங்கிறது நல்ல நூலுக்கான இலக்கணமா சொல்லுவாங்க அந்த வகையில இந்த நூல் ஒரு நல்ல நூலாக ரொம்ப அழகா வந்து கோபத்தை பத்தி ரொம்ப அதிகமா சொன்னாரு கோபம் என்பது வந்து போச்சுனாக்கா தன்னைத்தான் காக்கும் சினம் காக்கும் காவாக்கால் தன்னையே அந்த அந்த குரலை சொல்லி முடிச்சு என்ன பண்ணாரு ஒரு அழகான செய்தி சொன்னாரு இந்த குரல் அதாவது கோபம் வந்துவிட்டா எவ்வளவு பெருந்தன்மை இருந்தால் காணாமல் போயிடுவான் உண்மைதான் அந்த அழகான செய்திகளை எல்லாம் மிக நேர்த்தியாக தொகுத்து தந்திருந்த நூல் வாசிக்க தூண்டுகின்ற நூல் ஒரு மூத்தோர் மூத்தோர் சொல்ல எப்பயுமே மூத்தோர் தான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்து இல்லையா அவங்க சொல்ற அத்துணையும் நமக்கு வந்து உண்மையிலே கிடைக்க கிடைப்பதற்கறிய அரிய பொக்கிஷம் அந்த அவருடைய அனுபவத்தை குறைத்து நமக்கு தந்திருக்கிற அந்த அற்புதமான செய்தி ஐயா ரமணன் அவர்கள் எடுத்து சொன்னது அமெரிக்காவில் ஒரு நண்பர் அதை எடுத்து பறைசாற்றியதெல்லாம் நம்ம ஐயனாடார் ஜானகியம்மா கல்லூரியால தான் இந்த மாதிரி நிகழ்வு நடத்த முடியும் அவங்களால தான் இப்படிப்பட்ட செய்திகளை தர முடியும் நல்ல நிகழ்வு உங்கள் அத்துறை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் நன்றி